இன்றைய தினம் உங்களுடைய தசா புத்திக்கு ஏற்ற பரிகாரம் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கு என்ன திசை நடக்கின்றதோ அந்த திசைக்காக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் ஜாதகத்தில் மூன்று விஷயத்தை பார்க்குறோம் ஒன்று உங்களுடைய பிறப்பு ஜாதகம் நீங்கள் பிறந்த நேரத்தில் கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே நின்றிருக்கின்றது என்பதை பார்த்து ஒரு பலனை சொல்லுவோம் ஜாதக பலன் ரெண்டாவது கோச்சார பலன் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய நிலையில் நிற்கிற கிரகங்களை தவிர இன்றைய தேதிக்கு அந்த கிரகங்கள் எவ்வகையான மாற்றத்தை சந்தித்திருக்கின்றது எங்கெங்கே இன்றைக்கு எங்கெங்கே நிற்கிது இது வந்து கோச்சார பலன் மூன்றாவது தசாபுத்தி பலன் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன தசை என்ன புத்தி இப்போது நடக்கின்றது நீங்கள் என்ன திசை புத்தியில் பிறந்திருக்கின்றீர்கள் இப்போது என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பார்த்து அதற்குண்டான பலன்களை சொல்கிறோம் இந்த மாதிரி மூன்று வகையான பலன் ஒன்று ஜாதக ரீதியான பலன் ரெண்டாவது கோச்சார பலன் மூன்றாவது புத்தி பலன் இன்றைக்கு நான் என்ன பேச போகிறேன்டா உங்களுடைய தெசா புத்திக்காக நீங்கள் செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் முதலாவது சூரிய திசை ஒரு மனுஷனுக்கு சுக்குர திசை இருபது வருஷம் முடிஞ்சோன்னே சூரிய திசை ஆறு வருஷம் தொடங்கும் சூரிய திசை ஆறு வருஷம் நடக்குது எல்லாரும் ஜாதகத்தை எடுத்து பார்த்து கொள்ளுங்க உங்களுக்கு என்ன திசை நடக்கின்றது ஒம்பது கிரகத்தில் ஏதாவது ஒரு திசை உங்களுக்கு நடக்கத்தான் செய்யும் அதனால் நான் இன்றைக்கு சொல்கிற பரிகாரத்தை கண்டிப்பாக எல்லோரும் செய்ய வேண்டிய பரிகாரமாகவே இருக்கும் ஏன்னா நான் ஒம்பது கிரகத்தினுடைய திசையை பற்றி பேசுகிறேன் உங்களுக்கு இப்போ சொல்கிறோம் சூரிய திசை ஐயா எனக்கு சூரிய திசை இல்லாட்டி சந்திர திசை செவ்வாய் திசை புதன் திசை சுக்கர திசைன்னு ஏதோ ஒரு திசை நடக்கும் அந்தந்த என்ன திசை நடக்கின்றதோ அந்த திசைக்குண்டான பரிகாரத்தை நான் சொல்கிறேன் இதை கண்டிப்பாக எல்லோரும் செய்து வாருங்கள் உங்களுடைய புத்தியினால் வரக்கூடிய துன்பங்கள் நீங்கி இரட்டிப்பான மகிழ்ச்சி ஏற்படும் முதலாவது சூரிய திசை யார் யாருடைய ஜாதகத்தில் சூரிய திசை நடக்கின்றதோ ஆறு வருஷம் நடக்கும் சூரிய திசை வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை எப்போ இந்த பரிகாரத்தை செய்யணும் சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள் வளர்ப்புறை ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணி ஏழு அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆறு டு ஏழு ஞாயிறு உரை சூரிய உரை அந்த நேரத்தில் செப்பு பாத்திரம் செப்பு பாத்திரத்தில் கோதுமையை ஊற வையுங்கள் இது ஞாயிற்றுக்கிழமை செய்யணுமா இருந்தால் முதல் நாள் சனிக்கிழமையை ராத்திரியை ஊறப்படும் செப்பு பாத்திரத்தில் ஒரு மூன்று பொடி கோதுமையை போட்டு ஊறப்படுங்க பிறகு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழும்பி அதுவும் வளருக்கு புறை ஞாயிற்றுக்கிழமையில் எழும்பி ஆறு மணிலேருந்து ஏழு தேய்புறையிலையும் ஞாயிற்றுக்கிழமை வரும் வளர்புரை ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய உரை என்று சொல்லக்கூடிய ஆறு டு ஏழு அந்த கோதுமை ஊற வைத்த தண்ணீரை கருங்காலி மரத்துக்கு ஊற்றுங்கோ அந்த கோதுமையை சிவந்த நிறமுடைய பசுவுக்கு உண்ண கொடுங்கள் சரியா சூரிய திசை நடக்கக்கூடியவர்கள் ஆறு வருஷம் சூரிய திசை யாராருக்கோ நடக்குதோ வளர்புறம ஞாயிற்றுக்கிழமை வளர்புறை ஞாயிற்றுக்கிழமை ஆறு டு ஏழு சூரிய உரையில் செப்பு பாத்திரத்தில் கோதுமையை ஊற வைத்து அந்த நீரை கருங்காலி மரத்தை கூற்றி மீதி இருக்கக்கூடிய கோதுமையை சிவந்த நிற பசுவுக்கு உண்ண கொடுங்கள் இது சூரிய உரை அதாவது சூரிய திசை ரெண்டாவது சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் சந்திர திசை எவ்வளவு நாள் நடக்கும் பத்து வருஷத்துக்கு நடக்கும் சந்திர திசை சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் வளர்புறை திங்கக்கிழமை தேய்புறை அல்ல வளர்புற திங்கக்கிழமை அலுமினிய பாத்திரத்தில் நெல்லை ஊற போடுங்கள் அலுமினிய பாத்திரம் உண்டு எடுத்து அதில் கொஞ்சம் நெல்லை ஊற போட்டு பவள மல்லிகை மரத்துக்கு அந்த தண்ணியை ஊற்றுங்க எப்போ செய்யணும் நீங்கள் திங்கக்கிழமை செய்யணும்னா ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியே அலுமினிய பாத்திரத்தில் நெல்லை ஊற போடுங்க திங்கக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே மல்லிகை மரத்துக்கு தண்ணியை ஊற்றுங்க அந்த நெல்லை காகம் போன்ற பறவைகளுக்கு உண்ண கொடுங்க இது சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் அடுத்தது செவ்வாய் திசை ஏழு வருஷம் நடக்கும் செவ்வாய் திசைகள் வளர்முறை வளர்புரை செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் உரை செவ்வாய் திசை ஏழு வருஷம் நடக்கக்கூடியவர்கள் வளர்புறை செவ்வாய்க்கிழமை ஆறு டு ஏழு செவ்வாய் உரையில் செப்பு பாத்திரத்தில் துவரை என்கின்ற தானியத்தை ஊற வைத்து முதல் நாள் ராத்திரியை திங்கக்கிழமையே ஊற வைங்கோ காலையில் செப்பு பாத்திரத்தில் ஊற வச்சு செம்மரம் என்ற மரத்துக்கு அந்த தண்ணீரை ஊற்றிட்டு பசு மாட்டுக்கு அல்லது வெள்ளாடுன்னு சொல்லுவோம் வெள்ளை நிறமுடைய ஆடு வெள்ளாடு அந்த ஆட்டுக்கு அதை உண்ண கொடுங்கள் செவ்வாய் திசை ஏழு வருஷம் நடக்கக்கூடியவர் அடுத்தது ராகு திசை பதினெட்டு வருஷம் நடக்கும் ராகு திசை ராகு திசை பதினெட்டு வருஷம் நடக்கக்கூடியவர்கள் வளர்புரை செவ்வாய்க்கிழமையில் குரு ஓரை எத்தனை மணிக்கு குரு ஓரைன்னு பாருங்க அந்த செவ்வாய்க்கிழமை குரு ஓரையில் செப்பு பாத்திரத்தில் கருப்பு உளுந்தை உறவிங்கள் கருப்பு உளுந்த செப்பு பாத்திரத்தில் ஊற வச்சு சிறுநாகப்பூ என்கின்ற மரத்துக்கு தண்ணியை ஊற்றிட்டு தானியத்தை ஆட்டிற்கு உணவாக உண்ண கொடுங்கள் இது யார் ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் அடுத்தது குரு திசை பதினாறு வருஷம் நடக்கும் குரு திசை குரு திசை பதினாறு வருஷம் வளர்புறை வியாழக்கிழமை ஆறு டு ஏழு யார் யாருக்கு குரு திசை பதினாறு வருஷம் நடந்து கொண்டிருக்குதோ அவர்கள் எல்லாரும் வளர்புறை வியாழக்கிழமை குரு ஓரை என்று சொல்லக்கூடிய ஆறு டு ஏழு செப்பு பாத்திரத்தில் கடலை என்கின்ற தானியத்தை ஊற வையுங்கள் கடலை தெரியும் கொண்ட கடலை எங்களுக்கெல்லாம் தெரியும் தட்சணாமூர்த்திக்கு சாப்பிட்றது கடலை தட்சணாமூர்த்திக்கு சாத்தக்கூடிய கொண்ட கடலை வேப்ப மரத்துக்கு தண்ணியை ஊற்றிட்டு பசு மாட்டிற்கு உண்ண கொடுங்கள் குரு திசை பதினாறு வருஷம் நடக்கக்கூடியவர்கள் வளர்புறை வியாழக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு குரு உரையில் செப்பு பாத்திரம் புதன்கிழமை ராத்திரி ஊற வையுங்கோ கடலையை போட்டு செப்பு பாத்திரத்தில் ஊற வச்சு அடுத்தது வியாழக்கிழமை காலையில் எழும்பி ஆறு டு ஏழுக்குள்ளே வேப்ப மரத்துக்கு அந்த தண்ணியை ஊற்றுங்கோ பசு மாட்டுக்கு அதை உண்ண கொடுங்கள் குரு திசை அடுத்தது சனி திசை பத்தொம்போது வருஷம் நடக்கும் சுக்கர திசை இருபது சனி திசை பத்தொம்பது பெரிய திசை பத்தொம்பது வருஷம் சனி திசை நடந்தால் வளர்புறை சனிக்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழு வளர்புறை சனிக்கிழமை ஆறு டு ஏழு சனி உரையில் வெள்ளி பாத்திரத்தில் எள்ளை ஊற வச்சு புளிய மரத்தை ஊற்றிட்டு அந்த தானியம் அந்த ஊற வைத்த எல்லை எருமை மாடு யமனுடைய வாகனம் எருமை சனிக்கு அதிபதி யமன் அதனால் அப்போ சனி சனி தசை பத்தொம்பது வருஷம் நடக்கக்கூடியவர்கள் முதல் நாள் வெள்ளிக்கிழமையே வெள்ளி பாத்திரத்தில் அல்லது வெள்ளி பாத்திரம் வாங்க அது வெள்ளி பாத்திரம் சரியான விலை நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன துண்டு வெள்ளியை போட்டுட்டு அதோட எல்லை ஊற வையுங்கள் ஊற வச்சு வளர்புற சனிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு புளிய மரத்துக்கு அந்த தண்ணியை ஊற்றிட்டு எருமை மாட்டுக்கு அந்த எல்லை உண்ண கொடுங்கள் இது ஒரு அற்புதமான பரிகாரம் சன்னி திசை நடக்கக்கூடியவர்கள் எல்லாம் அடிக்கடி இந்த பரிகாரம் இது ஒரு தரம் செய்தாலே போதும் உங்களால் முடிந்த நேரம் எல்லாம் சனிக்கிழமை வளர்புறையில் இதை செஞ்சு கொண்டு வாங்குவோம் அடிக்கடி செஞ்சு வாங்குவோம் பத்தொம்பது வருஷம் நடக்கும் செஞ்சு வாங்குவோம் கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் அடுத்தது புதன் திசை பதினேழு வருஷம் அதாவது இருபது வருஷம் சுக்கர திசை பத்தொம்பது வருஷம் சனி திசை பதினேழு வருடம் புதன் திசை நடக்கும் வளர்புறை புதன்கிழமை ஆறு டு ஏழு வளர்புறை புதன்கிழமை ஆறு டு ஏழு பித்தளை பாத்திரத்தில் பச்சை பயறு என்கின்ற தானியம் பயறு பச்சை பயிரை ஊற வச்சு கருங்காலி மரத்துக்கு ஊற்றி ஆட்டுக்கு உண்ண கொடுங்கள் ஆடுக்கு உணவாக அதை கொடுங்கள் கருங்காலி மரத்தை கூத்திட்டு ஆடுக்கு உணவாக கொடுங்கள் பச்சை பெயர் புதன் திசை பதினேழு வருஷம் நடக்கக்கூடியவர்கள் வளர்புரை புதன்கிழமையில் ஆறு டு ஏழு புதன் ஊற பித்தளை பாத்திரம் பச்சை பயிறு கருங்காலி மரத்தை கூட்டுங்கோ ஆட்டுக்கு உணவாக உண்ண கொடுங்கள் அடுத்தது கேது திசை ஏழு வருஷம் சூரிய திசை ஆறு கேது ஏழு வருஷம் ஏழு வருஷம் கேது திசை நடக்கக்கூடியவர்கள் செவ்வாய்க்கிழமை குரு ஓரை கேதுவுக்குன்னு கிழமை இல்லை அதனால் செவ்வாய்க்கிழமை குரு ஓரை நடக்கக்கூடிய நாளை பார்த்து ஈய பாத்திரத்தில் கொள்ளு ஒரு கேதுவுக்கு உண்டான தானியம் கொள்ளு கொள்ள ஊற வையுங்கோ ஈய பாத்திரத்தில் கொள்ள ஊற வச்சு அதுக்கு பிறகு மரதாணி மரம் அதாவது சிகப்பு மரதாணி மரம் அல்லது மரதாணி மரத்துக்கு ஊற போட்டுட்டு இது நிறமுள்ள பசுமாடு ஒரு வெள்ளையும் சாம்பலும் வெள்ளையும் கருப்பும் சிகப்பும் வெள்ளை இப்படி ரெண்டு கலர் உள்ள பசுமாட்டுவுக்கு அதை நீங்கள் உண்ண கொடுக்கலாம் யார் கேது திசை நடக்கக்கூடியவர்கள் ஈய பாத்திரம் கொல்ல உறப்புடனும் சிகப்பு சிகப்பு மந்தாரை மரத்துக்கு முத்தலாம் மருதாணி மரம் உண்டு சிகப்பு மந்தாரை மரம்னு ஒரு மரம் அந்த மரத்துக்கு ஊற்றிட்டு பசுமாட்டுக்கு அதை உண்ண கொடுக்கலாம் கடைசியாக சுக்குர திசை இருபது வருஷம் சுக்கர திசை தான் இருபது ஆகக்கூடியன வருஷம் வளர்புரை வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு சுக்குர திசை இருபது வருஷம் நடக்கக்கூடியவர்கள் வளர்புரை வெள்ளிக்கிழமை ஆறு மணியிலேருந்து ஏழு மணி மட்டும் மொச்சையை வெள்ளி பாத்திரம் ஒரு பாத்திரத்துக்குள்ளே கொஞ்சம் வெள்ளியையும் ஒரு சின்ன துண்டு வெள்ளியை போடுங்க ஒரு சின்ன மோதிரம் கால்மட்டி இந்த மாதிரி வெள்ளி பாத்திரத்துக்கு பதிலாக ஒரு துண்டு வெள்ளியை போட்டு மொச்சையை போட்டு இப்போ சுக்குரண்டை வியாழக்கிழமையை ஊற வச்சு செண்பக மரத்துக்கு ஊற்றிட்டு பசுமாட்டுக்கு உண்ண கொடுங்கள் செண்பக மரத்தை கூட்டி மாட்டுக்கு உண்ண கொடுங்கள் என்ன நேர்களே இன்றைய தினம் ஒம்பது தசாபுத்திக்காரர்களும் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி பார்த்தோம் நாளைக்கு மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு பரிகாரத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்